வண்ண நட்சத்திரம் வணக்கம் குழந்தைகளே வானத்தில் பார்க்குற நட்சத்திரங்களை கண்டால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரத்தை பிடிக்க முடியாது ஆனால் நம்மளால் இன்னைக்கு நட்சத்திரத்தை உருவாக்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த அழகான வண்ண நட்சத்திரத்தை உருவாக்க இருபது சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள இரண்டு சம பக்க முக்கோணங்கள் தேவை மாணவர்களே நீங்கள் வண்ண நட்சத்திரத்தை செய்ய தயாரா முதல்ல இளஞ்சிவப்பு முக்கோணத்தின் மையத்தை குறிச்சுக்கங்க பிறகு முக்கோணத்தின் மூன்று மூளைகளையும் மையத்தை நோக்கி இப்படி மடிக்கணும் இப்போ ஒரு அருங்கோண வடிவம் கிடைக்கும் வெவ்வேறு வண்ணங்களில் இது போல ரெண்டு அருங்கோணங்களை உருவாக்கணும் நாங்கள் இங்கே ஒரு மஞ்சள் நிற மற்றும் இளஞ்சிவப்பு நிற அருங்கோணங்களை செஞ்சுருக்கோம் முதல்ல இளஞ்சிவப்பு அருங்கோணத்தை எடுத்து அதை தழகியலா வச்சு அதன் ஒரு விளிம்ப மையத்தை நோக்கி இப்படி மடிக்கணும் இப்படி மூன்று பக்கங்கள்லையும் மடிக்கணும் இப்போ ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும் கடைசியா மடிச்ச காகித மடிப்பை முதல்ல மடித்த மடுப்புக்கு உள்ள இப்படி நுழைச்சி ஒரு லாக்கை உருவாக்கணும் இது இந்த முக்கோண வடிவத்தின் முன்பக்க காட்சி இது பின்பக்க காட்சி இந்த பின்பக்கத்தில் மூன்று சமபக்க முக்கோணங்கள் உயர்த்தும் வகையில் இருக்கும் இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற முக்கோணங்களில் இந்த சமபக்க முக்கோணங்களை மெதுவாக உயர்த்துங்க பிறகு மஞ்சள் நிற முக்கோணத்தை இளஞ்சிவப்பு நிற முக்கோணத்தின் மையத்தில் வச்சு இளஞ்சிவப்பு நிற முக்கோணத்தின் அனைத்து விளிம்புகளையும் இப்படி மெதுவாக எடுத்து மஞ்சள் நிற முக்கோணத்துக்கு மேலே வையுங்க இப்போ மிகவும் அழகான ரெண்டு வண்ணங்களை கொண்ட நட்சத்திரத்தை உருவாக்கியாச்சு இது முன்பக்க காட்சி இது பின்பக்க காட்சி பிறகு இதே மாதிரி சிறிய நட்சத்திரத்தை உருவாக்கி பெரிய நட்சத்திரத்துக்கு நடுவில் பசையை தடவி ஒட்டுங்க இதோ மிகவும் அழகான வண்ண நட்சத்திரம் தயார் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்